குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் என்று நாம் பார்க்க போகிறோண்டு கூட்டு தொழில் யார் செய்யலாம் ஜாப் பார்ட்னர் இதற்கு நம்ம என்ன பார்க்கணும் இந்த கூட்டு தொழில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்களோட கஸ்டமர் உங்களோட கிளைண்ட்டு உங்களோட பார்ட்னர் உங்கள் வாழ்க்கை அந்த திருமண உறவு இது எல்லாமே சொல்லும் பாவம் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் எந்த விதிலையும் பாதிப்படையக்கூடாது சரிங்களா இந்த யாருக்கு உண்மையை சொல்ல போனால் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம் நல்லா போகிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இடையூறும் இல்லாமல் போகிற பார்ட்னரும் நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா ஏழாம் பாவம் தொடர்பு இல்லைன்னா புதனார் நல்லா இருக்கணும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி கூட தொடர்பு பெறக்கூடாது முக்கியமாக இந்த ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியோட தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏழு பத்து பதினொன்று நல்ல காம்பினேஷன் ஒரு பார்ட்னரால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் அந்த பாட்லருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு அந்த ஏழு பத்து பதினொன்றாம் அறிபடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அந்த வெற்றி ஆனால் அந்த ஏழு பத்து பதினொன்றாம் அறிபடி சேர்ந்து அந்த கிரகங்கள் இருந்துச்சு அந்த கூட பன்னிரெண்டாம் அறிபடி எட்டாம் அறிபடிலாம் சேர்ந்துச்சுன்னா கடன் தான் ஆகும் அந்த லாஸ் அடைக்கிறதுக்குன்னு தொழில் தொழிலில் அந்த அந்த ஆறாம் அறிபடி பன்னிரெண்டாம் டசா தசாபுட்டி அன்றம் வரும்பொழுது நீங்கள் லா உங்களுக்கு லாஸ் ஆகிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஒன்றும் இதெல்லாமே கவனமாக பார்த்துக்கிட்டே இது பண்ணுங்கள் இப்படி ஏழாம் அதிபதி கூட பதினொன்றாம் அதிபதி இருக்கிறோம் இல்லை லக்கினா லக்கினாதிபதி இருக்கிறோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானது தான் பட் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி முக்கியமாக வந்து ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இது என்னென்னா நீங்கள் தான் அந்த கடன் அடைக்கணும் நீங்கள் தான் வந்து அந்த முழு லாஸையும் தாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றும் இதில் கவனமாக இருக்கின்றிருக்குங்க நன்றி ஓம் சேவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்கள் என்று நாம் பார்க்க போகிற வந்து கூட்டு தொழில் யார் செய்யலாம் ஜாப் பார்ட்னர் இதற்கு நம்ம என்ன பார்க்கணும் இந்த கூட்டு தொழில் நீங்கள் சந்திக்கும் நபர்கள்